ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பியூர் சில்க் சாரீஸுங்க அதுவும் பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் சாரியுடைய நம்பர் நைன் ஃபோர் சிக்ஸுங்க பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்குங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் ஜரியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபைன் ஜரிங்க சில்க்கு பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk warp weft ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடயும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய சாரீ தாங்க எல்லாமே டபுள் வார்ப்பு சாரீ வார்ப்பை பொறுத்த வரைக்கும் டபுள் வார்ப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும் செகண்ட் சாரீ பார்க்குறோம் sari number nine four seven body of sari grey கலர்லேயும் அண்ட் ப்ளவுஸ் பிங்க் கலர்லேயும் இருக்குங்க இதுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சிறையில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது சாரியுடைய price six thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது இந்த சாரி கிரே கலருங்கிறதுனால பாடியில் கண்டிப்பாக சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு வருங்க sari number nine four eight nine four எயிட்டில் pallu and blouse navy blue கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு டபுள் ஷேடில் வருங்க அதாவது க்ரீன் அண்டு மஸ்டர்டு எல்லோ மிக்சிங்கில் இருக்கும் அதில் மஸ்டர்டு எல்லோ கொஞ்சம் ஹை ஹையாக uh, வந்து இருக்கும் உங்களுக்கு அந்த க்ரீன்கிறது கொஞ்சம் மைல்டாக லைட்டாக மிக்ஸ் ஆகிருக்கும் இதுலேயுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் புக் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷன் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் வாங்கிக்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே extra charges three hundred rupees sari book பண்ணும்போதே பே பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் தென் பார்சல் சென்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாரியோடைய நம்பர் நைன் ஃபோர் நைன் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூலையும் பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடில் வருதுங்க ஸோ இந்த டபுள் ஷேட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ளூ அண்டு மெரூன் மிக்சிங்கில் இருக்குங்க டபுள் ஷேடில் வருது sari number nine five zero இந்த நைன் ஃபைவ் ஜீரோவில் பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் கிரே கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் அண்டு எல்லோ மிக்சிங்கில் இருக்குங்க radium green and yellow mixing international shipping பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் சாரியோடைய பிக்சரோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவைலபிள் இருக்காதுங்க இது எல்லாமே யூனிக் சாரீஸ் ஹேண்ட்லூம் மேடு அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கலர் காம்பினேஷன் இந்த டிசைன் வந்து இது ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம் sari number nine five one பல்லுவன் blouse navy blue body of sari இதுவுமே கொஞ்சம் டபுள் ஷேடில் தாங்க வரும் இந்த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 அனுப்புகிறோம் ஸோ டேமேஜோட எந்த ஒரு சாரியுமே உங்களுக்கு வரவே வராது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஓப்பனிங் பார்சல் வீடியோ அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு அது பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் sari number nine five three பல்லுவன் blouse navy blue body of sari radium green and yellow மிக்சிங்கில் இருக்குங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ கண்டிப்பாக ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் சில டபுள் ஷேட் கலர்ஸ் வந்து ஃபோட்டோவில் கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியாதுங்க எக்ஸாக்டாக ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து லிட்டில் பிட் டிஃப்ரென்சஸ் கலரில் வருங்க ஸோ அதுக்கு ரிட்டர்ன் பாசிபிள் இல்லை குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியூர் சில்க்கு டபுள் வார்ப்பு அண்ட் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் தின்னாக தாங்க இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க அண்ட் இது பியூர் சில்க்குங்கிறதுனால அதுக்கேற்ற டெக்ஸ்டர் தான் இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி பளபளப்பாவோ வளவளப்பாவோ இருக்காதுங்க அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய number nine five four body of sari royal blue பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலரில் இருக்குங்க sari number nine double five so இந்த நைன் ஃபைவ் ஃபோரும் நைன் டபுள் ஃபைவும் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ அண்டு பிங்க் காம்பினேஷன் தான் ஸோ கலர் மட்டும் என்னாகும் அப்படின்னா டார்க் அண்ட் லைட்டில் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வருங்க ஸோ நைன் ஃபைவ் ஃபோர்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க் ராயல் ப்ளூவாக இருக்கும் இப்போ பார்க்குற நைன் டபுள் ஃபைவ்ங்கிறது வந்து ராயல் ப்ளூ லைட்டாக இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து சேம் கலரே தாங்க rani pink colour and handloom made அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க அதாவது சேரீயில் சில இடங்களில் த்ரெட்டுடைய திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த த்ரெட் விசிபிள் ஆகிறதாகட்டும் அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த புட்டாஸில் ரெண்டு பக்கம் ஹூக்ஸ் வச்சு நம்ம டைட்டாக நெசவு பண்ணுறதுனால கொஞ்சம் லைட்டாக விலகி இருக்கிறதாகட்டும் and black colour thread black colour use பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு வந்து சரியில் சில இடங்களில் விசிபிள் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்ட்லூம் மார்க்ஸுங்க ஸோ இதுக்கு வந்து ரிட்டன் பாசிபிள் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட பாருங்கள் இந்த சேரீயில் பிளாக் கலர் காம்பினேஷன் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து green algae green so black colour thread வந்து விசிபிளாக இருக்குது ஸோ விசிபிள்னால் லைட்டாக தாங்க அது விசிபிளாக இருக்கும் ரொம்ப ஆடெல்லாம் இருக்காது இப்போ நீங்கள் பார்க்குறதுல body of sari navy blue பல்லுவன் ப்ளவுஸ் அல்கை க்ரீன் அதாவது க்ரீனோட பிளாக் மிக்சிங்கில் இருக்குங்க sari number nine five seven nine five செவனில் அண்ட் ப்ளவுஸ் பிரைட் பிங்க் கலர்லேயும் body of sari pink and yellow மிக்சிங்கில் இருக்குங்க டபுள் ஷேடு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே டபுள் வார்ப்பு சாரீங்க சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்குதுங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து பிங்க் அண்டு எல்லோ மிக்ஸிங்கிறதுனால இதில் வந்து பிங்க் கலர் த்ரெட் வந்து சாரியில் சில இடங்களில் கண்டிப்பாக விசிபிள் ஆகுதுங்க sari number nine five eight of sari royal blue blue pallu and blouse pinkish orange WhatsApp நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க சாரி கோடு மட்டும் சென்ட் பண்ணாலோ அல்லது அவைலபிலிட்டி மட்டும் நீங்கள் கேட்டிங்கனாலோ நாம் உங்கள் நம்பரை நோட் பண்ண மாட்டோம் சாரி கோடோட புக் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சாரி அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உங்கள் நம்பர் நோட் பண்ணிக்குவோம் புக்குடு ஃபாரின்னு சொல்லுவோம் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு கஸ்டமர் வந்து அந்த சாரியை புக் பண்ணியிருந்தாங்கன்னா அனதர் கஸ்டமர் புக்குடுங்கிற ரிப்ளை வரும் அப்படி இல்லை பேமெண்ட்டே அந்த சாரிக்கு வந்துச்சுன்னா சோல்டுங்கிற ரிப்ளை வருங்க இப்போ நீங்கள் பார்க்குற sari nine five nine pallu and blouse pinkish orange double shade body of sari peacock ப்ளூலேயே டார்க் கலராக இருக்குங்க அதே மாதிரி எந்த ஒரு அப்டேட் போட்டாலுமே morning eleven AM afternoon two thirty PM and evening five PM மூணு டைம்லேயும் வந்து நம்ம பிக்சர்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கும் எல்லா குரூப்புக்கும் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன் மெசேஜாக ரிப்ளை பண்ண முடியும் ஓல்டு மெசேஜஸ்லேருந்து ரீசன்ட் மெசேஜஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு வரேங்க ஸோ ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை வரும் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது இது நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ப்ரொவைட் பண்ணுறது ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்